பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரின்னு எழுதிருக்கீங்களே இந்த மாதிரியான கற்பனைக்கு என்ன ஆதாரம் இருக்கு இதெல்லாம் ஜனங்க படிப்பாங்களா இது கற்பனை இல்ல நிஜம்னு காட்டுறதுக்கு உலகத்துல ஒரே சாட்சி தான் இருக்கு அது மண்ணுக்குள்ள பதிஞ்சு போன வீரக்கல் வீரக்கல்லா ஆத்தங்கரையில துணி துவைக்க போட்டிருக்கிற கல் இல்ல அது அந்த கல்லுல அவனோட உருவத்தை செதுக்கியிருக்காங்கன்னா அவன் எதையோ பெருசா சாதிச்சிருக்கணும் உங்களோட அந்த வீர கல்லு எவ்வளவு ஆழத்துல இருந்தாலும் நான் அதை தோண்டி எடுக்கிறேன் எங்க அனுப்பி வைக்கணும் சார் எங்க இருக்கு உங்க வீரக்கல்லு எங்க இருக்கு நீங்க சொல்ற எல் டோராடோ